Double eight double R Jayan ராஸ் ராசு ஜெயன் பாளையம் பெரிய முத்துச்சாமி கவுண்டர் கங்கையாம் காலத்திலுடன் கவனியன் double eight double R Rasu Jayan Palayam பெரிய முத்துச்சாமி கவுண்டர் கங்கையாம் Thank you. ஓடுக ஆண்டு கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ரெண்டு எட்டு பதினேழு புள்ளி ரெண்டு எட்டு இதுல நேர்ந்த வண்டியா ரவி கூட்டம் ஓடுகளத்தில் தயல வண்டியின் நாற்பத்தி ரெண்டு டிஜே ஏ கே துரைசாமி கொண்டார் ஆண்டு விதோர் கங்கையார் சபரி கணேஷ் மாப்பிளை அவர்கள் கவனத்திற்கு மூணு தலைவருக்கு தண்ணி அரேஞ்ச் பண்ணலாம் வாட்டர் பாட்டில் ஓடுகளத்தில் தினவண்டி நாற்பத்தி ரெண்டு டிஜே கெடுடை ரெடே காலாத்திலவனோடு வந்து குமாரன் அவர் ஒன்றியாக காட்டிப்பாடி பொறுப்படி அன்போடு அழைக்கின்றோம் ஓடிய ஆண்டு நேரம் பதினேழு புள்ளி ஏழு நாலு பதினேழு புள்ளி ஏழு நாலு கெட் ரெடி ஓடுகளத்தில் தலைவனின் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து எஸ் நவீன் ஆதிரன் பிரணவ் கோரைக்காடு ராமநாதபுரம் போட்டு போட்டு பைக் மேல போட்டுங்க Whoa! கவக்கமக்காதீங்க விலகி நின்று வேடிக்கை பார்க்கும்படி பெட்ஷீட் பெட்ஷீட் சாகாரி மேல పార్కుతే వాడు శ్రీలాద్కు మరుకోవడం காலத்தில் ஒன்று நடக்கும் முன் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து எஸ் நவீனாதிரன் கோரைக்காடு ராமநாதபுரம் அப்பாட்டிக்கு என்பதை ஹண்ட்ரட் ரூபாய் கொடுங்க வசந்த உடைய ஸ்டார்டிங் பாடி குறிப்பிட குழு வைக்கின்றோம் ஓடுது ஆண்டு எடுத்து கொண்ட நேரம் பதினெட்டு புள்ளி நாலு எட்டு பதினெட்டு புள்ளி நாலு எட்டு ஓடுகளத்தில் தயவு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று ஆதித்யா நீலம்புவார் Thank you. நடுநடுக்கும் ஒன்றில் ஆதித்யா நிரம்பார் மலையாண்டிக்குடனவர் குமாரன் அவர்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் குடும்பம் போல நேரம் பத்தொன்பது புள்ளி நாலு ஒன்னு பத்தொன்பது புள்ளி நாலு ஒன்னு பாலண்ணா அண்ணா பாலண்ணா ஏங்க உடற்கல்வி ஆசிரியர்கள் உணவு சாப்பிட வேண்டும் வந்துட்டு இருக்குது ஊர்களத்தில் கைரவண்டியின் பதினாலு திருமண எஸ் கே செந்தில்குமார் செலம்பலயம் Dharapuram get ready for point ready நாலு வண்டி எழுச்சு எண்பத்தி ஒன்று எஸ் ரித்திகாசுரி முண்டுவாரம் பெட்டி உடுமலாய் ஏ எஸ் ஓ தம்பி எங்க போறீங்க இந்த பக்கம் வர போகக்கூடாது இருப்பாங்க ஓடிய ஆண்டு எடுத்துக் கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஒன்னு ஏழு பதினேழு புள்ளி ஒன்னு ஏழு ஓடுகளத்தில் திருவனின் ஆயிரத்தி ஒன்று சாமிநாதன் சதாசிவம் நேருநகர் காலப்பேட்டு சாம்பார் அப்படியே திருச்சியில கூட யாத்தியார் வண்டியில போயிரு களத்திரிவதோடு ஆயிரத்தி சாமிநாதன் சதாசிவம் நேருநகர் காரப்பேட்டை ஓடிய ஆண்டு கொண்ட நேரம் பத்தொன்பது புள்ளி ஒன்பது இரண்டு பத்தொன்பது புள்ளி ஒன்பது இரண்டு ஓடுகளத்தில் தவனன் தவன் திரிபுலை அஜித் ராமத்தோர் கே என் பி ரேகா நண்பர்கள் தம்பி நீங்க எந்த பக்கம் போங்க சாமி எடுத்துட்டு வந்து பைக்ல போயிருங்க எடுத்துட்டு வந்து பைக்ல போயிருங்க Get ready for the finishing point. Ready. சரி எல்லாம் வெளியே போய் ஸ்டார்டிங் பாயிண்ட் வெளியே போய் கால் ராகல் பண்ணது வெளியே போய்ங்க அவன் ட்ரெயினில் போய் சொன்னாங்க கவுண்ட் டைட் பண்ணுங்க அடுத்த ரேஸ் பேட் போட்டு வாங்கினா விட மாட்டான் ಲೈಫ್ ಎಂಜಾಯ್ ಮಾಡೋದು ಈಚನ್ನು ஒரு செகண்ட் எனக்கு ரொம்ப டிலே பண்ணாங்க அதுவும் அப்படி சரி பண்ணிட்டு காப்பாற்றி இந்த வீடு கிட்டாங்க பக்கத்தில் ஆரம்பிச்சு ரொம்ப ஆரம்பிச்சுலாம் போய் பண்ணாங்க நானும் கத்துறாங்க கற்று பட்டாசு Ready? சிறுவனுடன் கமண்டின் double one double eight Ajith ராமத்தூர் கே என் பி ரேகா நண்பர்கள் ஓடியே ஓடி எடுத்துக்கொண்ட நேரம் பத்தொன்பது புள்ளி ஆறு நாலு பத்தொன்பது புள்ளி ஆறு நாலு தோடுகளத்தில் தேவனின் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஆக்ஸ் வேங்கை பாலு வேங்கி பாளையம் விஸ்வநாதன் புள்ளவாரி பாளையம் ஒரே நிமிஷம் பைக்குங்க திருப்பிச்சாங்க அப்படியே பாத்து பாத்து சிங்கிள் ரோடு ஏமாந்துற போது வண்டி நேர் பண்ணுங்க திருவனகுடரகமணி சுபுமைன் சுபுலாக்ஸ் வெங்கை போல வெங்கி போலயம் விஸ்வநாதன் திருவகாரி போலயம் ஓடியே ஆண்டி இடத்தில் கொண்டனரும் பதினெட்டு புள்ளி நாலு ஒன்று பதினெட்டு புள்ளி நாலு ஒன்று ஓடிகளத்தில் పైన ఉండే నాట్ నాట్ త్రీ పీకే నందిగా ఈ జనవారి பிரகாஷ் பொன்னாண்டன் கவுனனார் பைக் அப்படியே திருப்புங்க பார்த்து மெதுவா சாமி ஓ ரெடியா சார் பினிஷிங் ரெடி கூட்டுங்க போன ಕಾಲ ತಿರುವನೊಡರಕಮನೆ ನಾಟ್ನ ತಿರಿ ತೀಕ್ಷೆ ನಂದಿಯ ಇಚ್ಚಲಾರೆ கொண்டாண்ட கோடனார் not completed. ஓடுகளத்தில் தைலபாண்டியன் பத்து ராஜ்குமார் ஜமீன் சுமத்தார் இருங்க கோ கோ வண்டி நடந்து போயிட்டு இருக்குது not globally ரெடி காலாத்திரனுடன் பத்தி ராஜ்குமார் ஜெவன் சுமத்ரார் ஒன்றுமில்லை நிறுத்தி நிறுத்தி போட்டேன் லாக் ஒரு ஐந்து நிமிடங்கள் சாப்பிட ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஆறு மனோஜ் கேஜி சாவடி புதூர் கோபால் செங்கல் நகரம் ஏங்க இந்த ஒரு வண்டி மேல வந்து சாப்பிட்டுங்க சார் சரிங்க பினிஷிங் மாதிரியா இருக்கு உணவு கொடுத்துட்டீங்களா வாலண்டியர்ஸ் ஊடுகளத்தில் சேலமணியின் ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஆறு மனோஜ் கே ஜி சாமணி புதார் கோபால் குங்கல்லகிராம் முள்ளங்கி வழக்கு எம் எஸ் பால் அவர்கள் விரைவாக ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு மீன் போடலை ஓ இந்த ஒரு வண்டி ஓட்டினால் ஒரு ஐந்து நிமிடங்கள் இடைவேளை நாள் கூட்ட போன எடுக்க முடியல அப்படி என்னாச்சு சாப்பாடு வந்துருச்சாப்பா அது கேட்குறத கூப்பிட்டேன் hello Thank you. Thank you. 何 இருபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு மனோஜ் கேஜி சவடி புதார் கோபால் பொங்கல் நகராவ் இருங்க சாப்பிட்டுக்கோங்க ஓடியே ஆடி எடுத்து கொண்ட நேரம் பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு ஒரு வண்டி மட்டுங்க பைக் வருவாங்க கீழே கண்ணாடி பயிர் பள்ளிக்கு போய் ஒரு வண்டி வந்தோம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் உணவு இடைவேளை கூடுகளத்து தயார் மணி நேரம் அறுபத்தி ஒண்ணு இருங்க வேலை சிவப்புக்குடி சார் ரெடிங்களா ரெடி ரெடி ஓ உள்ள என்ன சார் களத்தில் வந்துடக்கும் மண்டல் அறுபத்தி ஒன்று குருபிரகாஷ் தொண்டாமுத்தார் சாப்பிடு சாப்பிடு ஓடிய ஆண்டு எடுத்துக்கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ரெண்டு ஏழு பதினேழு புள்ளி ரெண்டு ஏழு